ஜோதி காஸ்ட் இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னா கடலூர் பாண்டி மெயின் ரோட்டில் இருக்கிற சர்வே ஸ்போர்ட்ஸ் சென்டரில் தான் இருக்கும் ஃப்ரீ ஸ்டைலில் வந்து இன்டீரியர் வந்து சார்கோல் பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க சர்க்குலர் டைப் ஏசி இவெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து front drive seat and co passenger seat வந்து டேஷ்போர்டுக்கு ஏற்ற மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க ஒரு கர்விஷ் ஃபினிஷில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க வெஹிக்கிளோட ஸ்டார்ட் ஸ்டார்ட் பட்டன் பார்த்திங்கன்னா வந்து லெஃப்ட் சைடு இருக்குது இப்போ வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணலாம் இது வந்து கொஞ்சம் ரெய்னி டைம் வெஹிக்கிளில் வந்து நார்மல் ஐஆர்விஎம் கொடுத்துருக்காங்க மேனுவல் தான் அது வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணோடனே ஃபோர்டு எதுவும் வந்துருச்சு ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் ஆகிருக்கு சார் இது இண்டிகேஷன்ஸ் காமிச்சிருச்சு வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா normal seven inch audio infotainment systems கொடுத்துருக்காங்க இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம்ஸ் பற்றி பார்ப்போம் normal car and USB support கொடுக்குது ரேடியோ சப்போர்ட் இருக்குது plus phone navigation and setting options இருக்குது இதில் வெஹிக்கிளோட சென்டர் கன்சோல் பற்றி பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க கால் பட்டன் ப்ளஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் ஃபோ moving button home volume mute button navigation சா song plus FM radio button கொடுத்துருக்காங்க volume increase and decrease on off button கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து டியூன் பேஸ் அண்ட் இது ரீசெட் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக வந்துருது வெஹிக்கிளோட இன்ஃபர்டெயின்மெண்ட் சிஸ்டம்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா ஏசி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வெஹிக்கிளில் வந்து ஒரு twelve volt charging aux car aux plus normal USB கொடுத்துருக்காங்க இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் கனெக்டிவிட்டிக்கு கார் ஆக்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து வெஹிக்கிள் வந்து five speed manual gears plus reverse gear பார்த்தீங்கன்னா இது கிளாம்ஷெல் கியர் ரிவர்ஸ் கியர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க டயக்னல் வியூஸ் காமிச்சிருச்சு வெஹிக்கிளோட கீ ஃபோப் பார்த்தீங்கன்னா ஃபோர்டுன்ற இது லோகோ பேட்ச் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் வந்து central lock unlock plus boot holding options கொடுத்துருக்காங்க மெக்கானிக்கல் கீ ஹோல்ட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது இதுதான் வெஹிக்கிளோட மெக்கானிக்கல் கீ கீஃபோப் அவ்வளோதான் ஃபோப் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன பார்சல் ட்ரீ ஆப்ஷன்ஸ் இருக்குது வெஹிக்கிளில் வந்து த்ரீ கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து ரியருக்கு வந்து ஒரு பாட்டில் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க வெஹிக்கிள் ஹேண்ட் பிரேக் வந்து நல்ல ஹேண்டி ஆப்ஷன் மாதிரி இருக்குது ஒரு க்ரோம் ஸ்ட்ரிப்பில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க பட்டன் கியர்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டிச்சஸ் மாதிரி டிசைன் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க கியர் லெதர்ஸில் ப்ளஸ் வந்து கியர் நாபில் வந்து ஒரு சின்ன சர்க்குலர் க்ரோம்ஸ் இது கொடுத்துருக்காங்க மேலே வந்து குரோம் ஸ்டிப்ஸ் வந்து வெய் கியர்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக காமிக்குது ஏசி இது கீழே வந்து ஒரு ஃபோன் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க வெஹிக்கிளோட ஃப்ளூயிட் டிஸ்பென்சரை பற்றி பார்க்கலாம் ஃப்ளூயிட் டிஸ்பென்சர் பார்த்தீங்கன்னா நார்மல் புல்லிங் டைப் இல்லாமல் உள்ளே ப்ரெஸ் பண்ணுற டைப் கொடுத்துருக்காங்க ஃப்ளூயிட் டிஸ்பென்சர் வந்து ஃபுல்லாக வந்து டிஸ்பென்ஸ் ஆகும்போது கிளாஸ் கவர் பண்ணிடுது பாருங்கள் ஃப்ளூயிட் டிஸ்பென்சர் எவ்வளோ ஃபோர்ஸ் அண்ட் ஃபுல் விண்ட்ஷீல்டையும் கவர் பண்ணிடுது ஃபோர்டில் வந்து ஃப்ளூயிட் டிஸ்பென்சர் வந்து நிறையா இது பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் ஃப்ளூயிட் டிஸ்பென்சிங் டேங்கே வந்து ஃபோர்டில் வந்து ரொம்ப பெருசாக தான் கொடுத்துருந்தாங்க வெஹிக்கிளோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி பார்க்கலாம் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து லெஃப்ட் சைடு ஆர்பிஎம் மீட்டர் சென்டரில் வந்து ஸ்பீடோ மீட்டர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ரைட் சைடில் வந்து ஃபியூயல் இண்டிகேஷன் ஆப்ஷன்ஸ் வந்துருது ஃபியூயல் இண்டிகேஷன் ஆப்ஷன்ஸோடு வந்து சீட் பெல்ட் ரிமைண்டர் இந்த ஆப்ஷன்ஸும் வந்துடும் சென்டரில் service ABS hand brake oil filter indication hill assist vehicle traction control on off engine and diesel filter battery indication petrol indication engine heating and cooling indication எல்லாமே வந்துடும் டிஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ஃபுல் அக்சசரிஸ் பவர் ஆக்டிவ்ன்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணோடனே சீட் பெல்ட் ரிமைண்டர் இண்டிகேஷன் காமிக்குது ப்ளஸ் வந்து பெட்ரோல் இண்டிகேஷன் காமிக்குது டிஸ்பிளேயில் பார்த்தீங்கன்னா vehicle engine cooling and heating options கொடுத்துருக்காங்க வெஹிக்கிளோட ஸ்டேரிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஹைட் அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங்ஸ் கொடுத்துருக்காங்க டில்டபிள் ஹைட் அட்ஜஸ்டிங் ஸ்டேரிங்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து டிரைவர்ஸ் ஹைட் இது பண்ணி நம்ம இது பண்ணிக்கலாம் லாக் பண்ணிக்கலாம் கீழே ஸ்டேரிங் வீலில் வந்து நார்மல் இன்ஃபோர்டெயின்மெண்ட் சிஸ்டம் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து ஹார்ன்ஸ் அண்ட் ஏர்பேக் ஆப்ஷன்ஸ் வந்துடும் டாடா மோட்டர்ஸில் இருக்கிற மாதிரியே ஃபோர்ட்லேயும் வந்து ஒரு கிளாஸி ஃபினிஷ் வி மாதிரி கொடுத்துருக்காங்க வெஹிக்கிளோட ரைட் சைட் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இந்த டயல் வந்து லெஃப்ட் சைட் ரொட்டேட் பண்ணால் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இது இன்க்ரீஸ் ஆகுது நம்ம நார்மலாக வச்சுக்கலாம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து ஹெட்லைட் அட்ஜஸ்டிங் இது பண்ணிக்கலாம் பூட் ஓப்பனிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஹெட்லைட் ஹை பீம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க வெஹிக்கிளோட ஏபிசி பெடல்ஸ் வந்து நல்லா கேப்பாக ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க வெஹிக்கிளோட டோர் பேட்ஸில் வந்து பவர் விண்டோ ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க power window lock feature opening எல்லாமே நார்மல் பிளாக்கில் கொடுத்துருக்காங்க வெஹிக்கிள் டோர்ஸ் எல்லாமே ஃபோர் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் டியூ டியூட்டர் ஆப்ஷன்ஸ் வந்துடும் twin bottle holders and normal pocket storage கொடுத்துருக்காங்க ட்ரைவ் சீட்டில் வந்து ஒரு சின்ன பேக்கெட் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க வெஹிக்கிள் டிரைவ் சீட் என்ட்ரி கிட்ட வந்து ஒரு சில்வரிஷ் வெஹிக்கிளோட வேரியன்ட் நேமான ஃப்ரீ ஸ்டைலுன்னு பேட்ச் பண்ணியிருக்காங்க வெஹிக்கிளோட க்ளோ பாக்ஸ் பற்றி பார்க்கலாம் ஒரு சின்ன அடிக்வேட் க்ளோ பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க க்ளோ பாக்ஸ் வந்து க்ளோ லோம் லேம்ப்ஸோடு வந்துடும் இதில் ஒரு சின்ன டிஃபால்ட் என்னென்னா ஏர் கோல்டு க்ளோ பாக்ஸ் கொடுக்கல வெஹிக்கிளோட traction control on off system வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் வந்து இண்டிகேஷன்ஸ் காமிச்சிடும் வெஹிக்கிளோட லெக் ரூம் பற்றி பார்ப்போம் வெஹிக்கிளோட leg room and thigh room எல்லாமே வந்து நல்ல சொஃபிஸ்டிகேட்டடாக தான் இருக்குது வெஹிக்கிளோட ஹெட் ரூம் வந்து ஒரு நல்ல ஆம்பிளான ஹெட் ரூம் வெஹிக்கிளோட ஹெட்ரெஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ் தான் கொடுத்துருக்காங்க ரியர் டோர் பேட்ஸ் பார்த்தீங்கன்னா normal locking and unlocking option கொடுத்துருக்காங்க வந்து ஒரு brown colour armrest plus வந்து பவர் விண்டோ ஓப்பனிங் அண்ட் சின்ன பேக்கெட் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து நீட்டாக ஸ்பீக்கர் இது கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து பேசிக்காக வந்து ஒரு சைல்டு லாக் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆம்பாய்டில் வந்து ஆட்டோமேட்டிக் ஓஆர்டிஎம் வராது இது வந்து ஆட்டோமேட்டிக் ஓஆர்டிஎம் ப்ளஸ் வந்து இன்டெகிரேட்டட் லென்சஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரீ ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா பேசிக் வேரியன்ட் ஆம்பாய்டில் மட்டும் normal black colour door openings கொடுக்குறாங்க இது வந்து டைட்டானியம் வேரியன்ஸில் வந்து body colour door opening options கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து door unlocking and locking manual key ஒன்று கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வெஹிக்கிள் ஃபுல்லி வந்து கீழே ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணுற ஆப்ஷன் தான் வெஹிக்கிளோட ஓவரால் சைடு ரிவ்யூ பார்க்கலாம் வெஹிக்கிளோட ஓவரால் லென்த் பார்த்தீங்கன்னா three thousand nine fifty four mm வெஹிக்கிளோட வித் பார்த்தீங்கன்னா thousand seven thirty seven mm வெஹிக்கிளோட ஹைட் வந்து thousand five seventy mm wheel base பார்த்தீங்கன்னா two thousand four ninety mm வெஹிக்கிளோட வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா சென்ட்ரு இந்த ரியர் அண்ட் ஃப்ரண்ட் வீல் ரெண்டுக்குலேயும் வந்து சென்ட்ரு டயாமீட்டரை கனெக்ட் பண்ணி தான் வீல் பேஸ் இது பண்ணுவாங்க மெஷர் பண்ணுவாங்க இதை தான் வீல் பேஸ்னு சொல்லுவாங்க வெஹிக்கிளில் ஓவரால் டேர்னிங் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மீட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க வெஹிக்கிளோட டயர்ஸ் அண்ட் வீல்ஸ் பற்றி பார்க்கலாம் வெஹிக்கிளில் ஆம்பைட் அண்ட் ட்ரெண்டில் வந்து நார்மல் ஸ்டீல் வீல் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க வெஹிக்கிளோட வீல் மெஷர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா one eighty five segment sixty profile R fifteen wheels கொடுத்துருக்காங்க இது வந்து titanium and titanium plus top வேரியன்ஸில் பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் வந்துடும் இதோட இது பார்த்தீங்கன்னா one eighty five segment sixty profile R fifteen alloy wheels கொடுத்துருக்காங்க வெஹிக்கிளோட ஷோல்டர் லைன் பற்றி பார்ப்போம் ஷோல்டர் லைன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இண்டிகேட்டர்ஸ் மாதிரி நார்மலாக ஒரு இதுவாக கொடுத்துருக்காங்க அதில் வந்து ஸ்டார்ட் ஆகி வெஹிக்கல் கியர் டெய்லாம்பில் கனெக்ட் ஆகிற மாதிரி ஷோல்டர் லைன் ஷோல்டர் லைன் சென்டர்லேயே வந்து இன்டீரியர் ஓப்பனிங் க்ளோசிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களோட டைல் லேம்ப்ஸ் பற்றி பார்க்கலாம் இதோட ஃப்ரீ ஸ்டைலோட ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா என் வெஹிக்கிள் வந்து ஒரு ஃபோர் வீல் டிரைவ் யூஸ் பண்ண மாதிரி யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறாங்க ஹைஎன் வேரியன்ஸ் இல்லாமல் normal six six lakhs to nine lakhs வேரியன்ஸ்லேயும் வந்து ஒரு ஆஃப் ரோடிங் வெஹிக்கிள் அதனால தான் வந்து இதை வந்து ஃபோர்ட் ஃபிகோவோட கிராஸ் ஓவரான ஃப்ரீ ஸ்டைல்னு சொல்கிறாங்க இது வந்து ஆன்டி ரோலில் ஒரு மோல் இது கொடுத்துருக்கனால வெஹிக்கிள் வந்து நார்மல் ஹை ஸ்பீடான ஒன் டுவெண்ட்டிஸில் போயிட்டு கட்டிங் அண்ட் பிரேக்கிங்ஸ் வந்து சடனாக கொடுத்தாலே வந்து வெஹிக்கிள் வந்து சடனாக அதே மாதிரி பிரேக் பண்ண பொசிஷன்லேயே நிற்கும் எந்த ஒரு ரோலிங்கும் இருக்காது அப்படின்ற மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸில் சொல்கிறாங்க வெஹிக்கிளோட ரியர் பூட்டை பற்றி பார்க்கணும் ரியர் பூட் பார்த்தீங்கன்னா மற்ற எந்த ஒரு வெஹிக்கிளில் இல்லாத மாதிரி ஒரு ரெண்டு ஷோல்டர் லைன் எடுத்துகிட்டு வந்து ரியர் லைட் டிசைன் பண்ணியிருக்காங்க சைடில் வந்து இந்த ரியர் லைட் வந்து ஒரு ரிஃப்ளெக்டர்ஸ் மாதிரி ஆக்ட் ஆகுது ப்ளஸ் வந்து சென்டரில் வந்து reverse parking light plus rear normal light and braking lights கொடுத்துருக்காங்க வெஹிக்கிளோட ரியர் பூட் டோரில் பார்த்தீங்கன்னா டைட்டானியம்ன்ற மாடல் வேரியன்ட் அண்ட் டிவிடிசிஎல்ன்ற இன்ஜின் இது கொடுத்துருக்காங்க வெஹிக்கிளோட variant and Ford logo patch பண்ணியிருக்காங்க ப்ளஸ் வந்து மேனுவல் ஓப்பனிங் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து ட்ரைவ் uh, சீட் ஓப்பனிங் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க கீழே வெஹிக்கிளோட பம்பர் யூனிட் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பம்பர் யூனிட் கொடுத்துருக்காங்க லோடிங் அப்பாச்சூருக்கு ஏற்ற மாதிரி வந்து இதில் வச்சு வித் ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸ்டர்னலான பிளேஸ் கொடுத்துருக்காங்க அது கீழே வந்து ட்ரொபிசைடல் ஷேப்பில் வந்து லைசன்ஸ் பிளேட் பிளேஸ் பண்ணுறதுக்கும் ஒரு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் கொடுத்துருக்காங்க ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா டக்கிங் பண்ணியிருக்கிறது நல்லாயிருக்கு ப்ளஸ் வந்து கீழே வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி அலுமினியம் ஸ்கிட் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து ஏரோடைனமிக் டிசைன்ஸ் வந்து ரெண்டு பம்பர் யூனிட்லேயும் கார்னரிங் கொடுத்துருக்காங்க பூட்டோட பூட்டை பற்றி பார்க்கலாம் இதோட பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா two sixty litres sixty forty up கொடுக்கல கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும் ப்ளஸ் வந்து ஓவரால் லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பூட் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் லிட்டர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வெஹிக்கிள் பூட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேரி பேக் ஹூப்ஸ் கொடுத்துருக்காங்க பூட் க்ளோயிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க நார்மலாக Ford danger triangle Ford first aid kit அப்புறம் வெஹிக்கிளோட மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க பூட் மேட் கொடுத்துருக்காங்க வெஹிக்கிளோட ஸ்டெப்னி வீலை பற்றி பார்க்கலாம் டாப் பேரியன்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஸ்டீல் வீல்ஸ் கொடுத்துட்றாங்க ஸ்டீல் வீல்ஸ் சைஸ் பார்த்தீங்கன்னா one seventy five segment sixty five profile R fourteen wheels கொடுத்துருக்காங்க ஃபோர் த்ரீ ஸ்டைலோட இன்ஜின் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா one point two litre and one point five litre engine ஆப்ஷன்ஸோட வந்துருக்கு நம்பர் ஆஃப் சிலிண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ லிட்டரில் வந்து three cylinder engine one point five லிட்டரில் வந்து ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் ஆப்ஷன்ஸ் இருக்குது வெஹிக்கிளோட சிசி பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ லிட்டரில் வந்து thousand two hundred CC one point five litre வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிசி வெஹிக்கிளோட இன்ஜின் அவுட்புட் மேக்ஸ் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ninety six one point two litre one point five லிட்டரில் வந்து ஹண்ட்ரட் பிஎஸ் அவுட்புட் வரும் ஒன் பாயிண்ட் டூ லிட்டரோட நியூட்டன் மீட்டர் டார்க் பார்த்தீங்கன்னா hundred and twenty newton metre torque வெஹிக்கிளோட ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல நியூட்டன் மீட்டர் பார்த்தீங்கன்னா two hundred and fifty newton metre torque தருது வெஹிக்கிளோட மைலேஜ் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் வந்து நார்மலாக எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ்ன்ற மைலேஜ் ரேஷியோவில் இருக்குது ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ன்ற மைலேஜ் ரேஷியோ வருது வெஹிக்கிளோட கர்ப் வெயிட் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து தௌசண்ட் ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் பெட்ரோல் இருக்கும் தௌசண்ட் சிக்ஸ்டி டூலேருந்து தௌசண்ட் எயிட்டி வரைக்கும் டீசல் இன்ஜினுக்கு வந்துருக்கு வெஹிக்கிளோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி லிட்டர்ஸ் டிரான்ஸ்மிஷன் டைப் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் ஆப்ஷன்ஸ் வந்துருக்கு ஃபோர்டில் வெஹிக்கிள் இன்ஜின் இன்சுலேஷன் எல்லாமே ரொம்ப நீட் அண்ட் கிளியராக கொடுத்துருக்காங்க ஹீட்டிங் இது ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அலுமினியம் இன்சுலேட் பண்ணியிருக்காங்க பேட்டரி பாக்ஸ் ப்ளஸ் வந்து வெஹிக்கிளோட ஃப்ளூயிட் டிஸ்பென்சிங் ஆப்ஷனுக்கு லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க plus vehicle coolant oil brake oil அந்த ஏபிஎஸ் யூனிட் இங்கே கொடுத்துருக்காங்க வெஹிக்கிளோட engine oil checking trip meter வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இன்ஜின் ஆயில் ஃபில்லிங் ஆப்ஷன் இங்கே இருக்குது